வணக்கம் கிம்ப் டுடோரியலுக்கு நல்வரவு வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது ரெசல்யூஷன்ஸ்க்கு இமேஜ் சென்று இமேஜ் ப்ராப்பர்ட்டீஸ்க்கு செல்க இங்கே அதை காணலாம் இந்த படம் 508 பிக்சல்ஸ் வித் மற்றும் 72 பை 72 ppi கொண்டது ppi என்பது பிக்சல்ஸ் பர் இன்ச் எனவே என் திரையில் இங்கே திரையின் ஒரு இன்ச்சில் 72 பிக்சல்ஸ் உள்ளன பிபிஐ என்பது அடிப்படையில் டிபிஇ போன்றதே டாட்ஸ் பெர் இன்ச் சரியான ரெசல்யூஷன் அச்சடித்தலில் முக்கியமானது ஒரு இன்ச் தாளில் எத்தனை புள்ளி மை இடுவோம் என்பது பற்றி அவர்கள் பேசுவார்கள் ஒரு இன்ச் நீள கோட்டில் கிட்டத்தட்ட 300 டாட்ஸ் பெர் இன்ச் இருக்கும் அவை மிக நெருக்கமாக அச்சடிக்கப்படுகிறது அதை ஒரு கோடாக காணலாம் புள்ளி கோடாக அல்ல யாரேனும் ஒரு படத்தை அச்சடிக்க விரும்பினால் பின் 300 ppi இல் படத்தை கேட்கலாம் அல்லது இந்த படம் 150 dpi இல் வேண்டும் எனலாம் அல்லது தரம் போதுமான அளவிற்கு இருக்காது எனவே இதில் நாம் என்ன செய்யலாம் இதை மிக சுலபமாக மாற்ற முடியும் இமேஜ் சென்று ஸ்கேல் இமேஜ் இந்த டயலாகில் நாம் பலமுறை பயன்படுத்திய விட்த் ஹைட் ஐ காணலாம் இங்கே எக்ஸ் ரெசல்யூஷன் y ரெசல்யூஷன் ஆகியவற்றையும் காணலாம் மதிப்பு 72 பிக்சல்ஸ் பெர் இன்ச் இதை பிக்சல்ஸ் பெர் மில்லிமீட்டர் அல்லது பிக்சல்ஸ் பாயிண்ட் பீகா எனவும் மாற்றலாம் ஆனால் பிக்சல்ஸ் பெர் இன்ச் ஆகவே வைப்போம் எக்ஸ் ரெசல்யூஷன் மற்றும் Y ரெசல்யூஷன் மதிப்பாக 72 ppi ஐ வைத்துள்ளேன் அதை 300 ppi க்கு மாற்றலாம் இப்போது படத்தை அளவிடுவோம் இமேஜ் புராப்பர்ட்டீஸ் க்கு போகும்போது இங்கே இப்போது ரெசல்யூஷன் 300 பை 300 ppi க்கு மாறியுள்ளதை காணலாம் மற்றும் பிரின்ட் சைஸ் மூன்று பெரிய ஸ்டாம்ப்ஸ் சமமாக அல்லது அது போல ஏதோ உள்ளது இது கிட்டத்தட்ட 4 பை 3 சென்டிமீட்டர்ஸ் இதை தவிர இங்கே எதுவும் மாறவில்லை என்பதை காணலாம் இது ஒரு பெரிய ஸ்டாம்ப் எனவே ரெசல்யூஷன் தவிர வேறு எதையும் படத்தில் நான் மாற்றவில்லை திரையில் எதுவும் மாறவில்லை திரை இன்னும் 72 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான் இந்த எண் அடிப்படையில் அர்த்தமற்றது 300 டாட்ஸ் பெர் இன்ச் தரத்தில் ஒரு படத்தை அச்சடிக்க விரும்புகிறீர்கள் என தெரிந்தால் இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதாவது உண்மையில் ஒரு நல்ல மதிப்பை அதில் வைத்திருக்க விரும்பினால் 10 பை 15 இன்ச்சஸ் எனலாம் பின் இந்த பிக்சல்ஸ் போதுமானது அல்ல என்பதை காணலாம் எனவே pixels ஐ அதிகரிக்க வேண்டும் ஆனால் printerக்கு படத்தின் தரம் அளவில் எத்தனை பிக்சல்ஸ் நீங்கள் கொண்டுள்ளீர்கள் மற்றும் எவ்வளவு நீளம் அல்லது அச்சடிக்கப்பட விரும்பும் பகுதி எவ்வளவு பெரியது ஆகியவற்றை பொருத்தது அந்த புராப்பர்ட்டி பிரின்டர் ஆல் அமைக்கப்படுகிறது அதை நீங்கள் படத்தில் அமைக்க வேண்டியது முக்கியமில்லை ஆனால் யாரேனும் படத்தை 300 டாட்ஸ் பர் இன்ச்சுக்கு அமைக்க சொன்னால் அதை செய்யுங்கள் அதை விவாதிக்க வேண்டாம் ஷோ நோட்ஸினுள் இது பற்றி சில பயனுள்ள இணைப்புகளை கொடுக்கிறேன் அதை இங்கே காணலாம் பில் இந்த படம் தேவை எனில் இந்த படத்தை நான் அளவிட வேண்டும் பில் போர்டுக்கு நல்ல மதிப்பு 5 டாட்ஸ் பர் இன்ச் என நினைக்கிறேன் படத்தை அளவிடுக ஏதும் மாறவில்லை என காணலாம் ஆனால் இப்போது இமேஜ் புராப்பர்ட்டீஸ் ல் பிரின்ட் சைஸ் 100 பை 76 இன்ச்சஸ் அதாவது 2 மீட்டர் 50 அது இந்த படத்தில் இங்கே நல்ல போஸ்டர் ஆக இருக்கும் நீங்கள் அச்சிடாத வரை இந்த ரெசல்யூஷன் இங்கே நமக்கு அர்த்தமற்றது மேலும் தகவல்களுக்கு httpmeetthegimp.org க்கு செல்க கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு எழுதவும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி